வணக்கம் bank nifty future one minute chart today December twenty nine time nine fifteen AM day நேற்று செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு அந்த மொமெண்டம் ஃபாலோ ஆகுது டென் ஃபார்ட்டி வரைக்கும் செல் காலினுடைய momentum after ten forty market ஒரு upper side break out buy call generate ஆகுது க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at forty two five ninety four buy call generated hundred point first target அதாவது hundred and six point first target range first green colour line second green colour line ரெண்டாவது க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது டாப்பில் forty two eight nought seven first வந்து forty two seven hundred so daily live மார்க்கெட்டில் கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது கால்ஸ் நமக்கு இமிடியேட்டாக ஜென்ரேட் ஆகும் நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் சைடில் பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மொமெண்டம் வந்து இப்போ டென் ஃபார்ட்டிக்கு அப்புறம் தான் சேஞ்ச் ஆகுது இன்றைக்கி ஜென்ரேட் ஆகிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் எடுத்துக்கிட்டால் இந்த பை கால் தான் ஜென்ரேட் ஆகிருக்கு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுச்சு ஒரு சின்ன வாலட்டைல் தான் கொடுத்தாலும் டார்கெட்டை இப்போ ஒன் ஓ கிளாக் அப்புறம் தான் பிரேக் அவுட் பண்ணுது நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் ஹண்ட்ரட் பாயிண்ட்டை ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் பண்ணி டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் டெய்லி வீடியோ பார்க்குற மாதிரி ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுவீங்க கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஆட்டோமேட்டிக் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் அந்த கால்ஸ் மேனுவல் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேடிங் பண்ணிக்கலாம் சார்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ